சேலம் மாவட்டம் மாத்தூர் நகராட்சி பகுதிகளில் கொரோனா நோய் கண்டறிவதற்காக பணியாற்றிய தற்காலிக களப்பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த நகர போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் கொரோனா சமயத்தில் இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கொரோனா நோய் அறிகுறி பண்ணிய கண்டறியறதுக்காக வேலைக்கு ஒரு நூற்றி ஐம்பது பேர்த்த தற்காலிக களப்பணியாளர்கள் சேர்த்தாங்க சரிங்களா ஆனால் நாங்கள் வந்து தேதியில இருந்து ஜூன் ஜூலை வந்து ஆறாம் தேதி வரையும் மொத்தம் முப்பத்தி ஆறு நாள் வந்து சிறப்பாக பண்ணி செஞ்சு கொடுத்தோம் எங்களுக்கு வந்து வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்கள் செக் போட்டு கொடுத்துருவோம் அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து சம்பளத்தை முழு சம்பளத்தையும் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு முந்நூற்றி ஒரு நாளும் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டப்ப தான் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நாள் ஆகட்டும் நாலு நாள் ஆகட்டும் இந்த வந்தோம்னா நாளைக்கு போட்டு விட்டுறோம் நாளானைக்கு பார்த்து அக்கௌண்ட்ல ஏறிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்னங்கிறாங்க கமிஷனர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க அவங்க கையெழுத்து போடல அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு கொஞ்ச நாளா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா கமிஷனர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு இதை பத்தி எங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படிங்கிற பதில தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கவே கிடையாது நாங்க வந்து எங்க உயிரை கையில குடிச்சுக்கிட்டு கொரோனா காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் தொட்டு செக் பண்ணி நாங்க செஞ்சிட்டு இருந்தோம் அந்த வேலையை சரிங்களா சாதாரணமா வேற ஏதாவது வேலை பண்ணியிருந்தா கூட நீங்க ஏதோ எங்களை இந்த வேலைக்காக கூப்பிட்டு இந்த வேலையை மறுத்து நாங்க வந்து செஞ்சு எங்களுக்கு இதுல ஒரு பிரோஜனமுமே இல்லை